வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஸ்வத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவதுண்டு கடகராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது இருபது காலை எட்டு முப்பது மணியளவில் உள்ள மிருணத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் இடம்பெயர்ந்து ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சகத்திற்கும் இடம்பெயர் அதனால் எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஒன்றரை வருட காலம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் சரிங்களா இவ்வளவு நாளாக வந்து உங்களுக்கு முதல்ல வந்து இந்த பலன் எனக்கு ஆரோக்கியத்தை பயிற்சி பலன் உங்களுக்கு நடக்குமாங்கிறது நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல் நான் பல வீடியோக்களை நான் நிறைய குறிப்பிட்ட குறிப்பிட்ட விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே வரேங்க ராகுகேது பயிற்சி ஒரு குறிப்பிட்ட ராசியில் அஞ்சு கோடி பேர் பத்து கோடி பேர் இருப்பீங்க எல்லாருக்குமே ஒரே பலன் கண் நடக்குமா அப்படிங்கிறனா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொருவரும் தனித்துவம் மிக்கவர்கள் ஒவ்வொருவரின் ஜாதகமும் தனித்துவம் மிக்கது அதற்கு தான் உங்களுக்கு சுயஜாதகம்னு ஒன்று இருக்குது அதன் சார்ந்த விஷயங்கள்லாம் பலன் நடைபெறும் சரிங்களா உங்களுக்கு நல்ல தசை நடந்தால் நல்ல பலன்கள் நடக்கும் தீய தசை இருந்தால் தீய பலன்கள் நடக்கும் ராகு கேது கோச்சார பலன்கள் கோச்சார இடப்பெயர்ச்சி கிரகங்கள் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் உங்களுக்கு நல்லதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லை கெட்டதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இது எல்லாமே ராசிக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் ஜாதகம் என்றைக்குமே வந்து லக்னத்தை வச்சு தான் பார்ப்போம் சரிங்களா ராசியை வச்சு ஏன் சொல்கிறேன்னா உங்கள் மனதளவில் ராசி சந்திரன்கிறது மனம் இந்த மனம் சார்ந்த விஷயங்களில் இந்த குறிப்பிட்ட கிரகத்தின் தாக்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் அறம் சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்களில் கவனமாக இருங்க சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரிங்களா முதல்ல இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்குமாங்கிறத மட்டும் நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசபம் ரிஷபத்தில் தான் இப்போ ராகு பயிற்சியாக இருக்குது விருச்சகத்தில் கேது இந்த ரிசபத்துலேயும் விருச்சகத்துலேயும் உங்கள் சுயல் ஜாதகத்தில் யாராவது கிரகங்கள் இருக்கா சூரியன் சுக்கிதன் புதன் செவ்வாய் சனி இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள் சரி இல்லையா அப்போனா ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நடக்கும் பெரிதளவில் பாதிக்காது அடுத்த ஒன்று ராகுவும் கேதுவும் ரிஷபத்துலேயும் இருக்குது விருச்சிகத்துலேயும் இருக்குது நீங்கள் பிறக்கும் போதே இருந்துச்சா அப்படின்னு பாருங்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை இருந்துச்சுன்னா அதன் சார்ந்த பாவம் சார்ந்து நிச்சயமாக பலன் நடக்குங்க <clears throat> உங்கள் லக்கணத்துக்கு ரிஷபம் விருச்சிகம் எத்தனாறு பாவம் உங்கள் ராசிக்கு எத்தனாறு பாவம் இந்த ரெண்டு கால்குலேஷன்லையுமே நீங்கள் போட்டுக்கணும் அப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு பலன் எடுக்க முடியும் சரிங்க அப்போனா சில நேரங்களில் அந்த ராகுகேது அந்த குறிப்பிட்ட கிரகங்களை கலக்கும் பொழுது அந்த பாவ ரீதியான அந்த காரக ரீதியான பலன்கள் லக்கணத்துக்கு எத்தனாறு பாவம் அந் ராசிக்கு எத்தனாறு பாவம் இரண்டு சார்ந்த விஷயங்களில் பலன்களை ஏற்படுத்தும் சரி இப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கேர் பண்ணிக்கவே தேவையில்லை இதுவும் ஒரு பலன் அப்படின்னு சும்மா நீங்கள் வேணால் கேட்டுக்கலாம் பொழுதுபோக்குக்கு இதை கேட்டுக்கலாம் அப்படி பார்த்து அவன் ராகு இது பயிற்சி எல்லாருமே உண்டு எல்லா ராசிக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யோகம் யோகம்னு சொல்லுவாங்க எல்லா ராசியுமே யோகமாக இருக்கணும் ஐம்பது கோடி பேரும் யோகமாக இருக்கணும் அனுபவத்தில் அப்படி இருக்கிறது கிடையாது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் எவ்வளோ வலிமையானது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் முதல்ல இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேருவும் பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் இருக்காங்க ராகுவோட கேரக்டர் என்ன கேதுவோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கணும் ராகு என்பது வந்து ஒரு ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒரு எதுலேயுமே வந்து ஒரு திருப்தி இருக்காது இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தூண்டிக்கிட்டே இருக்கிறது இது போராது புதுசாக ஒரு காரியத்தில் ஈடுபடலாம் அந்த பாவ ரீதியான காடகத்தில் <clears throat> உங்கள் வா ஏற்பட தூண்டிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை செஞ்சால் நல்லா இருக்குமே இது செஞ்சால் நல்லா இருக்குமே இது ஒரு ஆசையை வந்து உங்கள் உள்ளுக்கு ஆனால் பின்னாடி வந்து கடைசியில் வந்து ஒரு ஒன்று ட்ராப் இருக்கும் அந்த ட்ராப்பெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியாது ராகு எல்லாமே கம்ப்ளீட்டாக மறைச்சிடும் அதை போய்ட்டு எப்படியும் அடைஞ்சிடலாம் அதுக்கு நம்ம என்ன வேணாலும் ஷார்ட்கட்டில் போகலாம் இல்லை அதை பண்ணால் நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ராகு கேதுங்கிறது என்னங்க <clears throat> கேதுங்கிறது வந்து விரக்தி ஏற்படுத்தும் கிரகம் ஆன்மீகம் எல்லாத்துக்குமே ஒரு தடை உங்களுடைய செய்ய தவறிய கடமை அதாவது முன்னாடி முற்பிறவிலேயோ இல்லை பூர்வீக கிரக பயிற்சியிலையோ சில விஷயங்கள்லாம் கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க அது போனால் ஒரு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அது என்ன அப்படின்னு நீங்கள் விட்டுருப்பீங்க அந்த விஷயத்தை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி வைக்கும் நினைவுபடுத்திட்டு அதன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த தடவை வந்து அதனால் ஒரு பயன் இருக்காது இல்லை அதுவே அதுவே உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கும் கேது இந்த மாதிரி இருக்கிறோம் ராகு எந்த அளவுக்கு ஆப்போசிட்டோ அந்த அளவுக்கு ஆப்போசிட் கேது உங்களுக்கு எல்லாமே மனதளவு நினைப்பு நினைப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதனாலேயும் பிரச்சனையை வர வைக்கும் அதுக்கு காரணமும் நீங்கள் தான் அந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக இல்லை இந்த விஷயத்தில் நீங்கள் சரி படுத்திக்கோங்க இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு இருக்குது இப்போ முதல்ல வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் பாவத்தில் கேது இருக்கும் கேது வந்து விருச்சிகத்தில் இருக்குது விருச்சிகம் என்ன பாவம் இந்த ஐந்தாம் பாவம் என்பது வந்து உங்கள் குழந்தையை குறிப்பது உங்கள் ஆசையை குறிப்பது காதலை குறிப்பது நீங்கள் டெய்லியும் நீங்கள் தினமும் கற்கிற கலையை குறிப்பது கலை சார்ந்த விஷயங்கள் உங்கள் பூர்வீகம் உங்கள் நிலம் உங்கள் பூர்வீக சொத்து இது எல்லாமே ஐந்தாம் பாவங்க இதெல்லாம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து போ முற்பிரிவிலையோ இல்லை முந்தைய கிரகப்பயிற்சியிலையோ நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு தம்பதிகளாக இருந்தால் ஒன்று குழந்தைய கண்டுக்காமல் இருப்பீங்க இல்லை குழந்தைக்கு இதை வாங்கி கொடுக்கணும் இது செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நினச்சி விட்டுருப்பீங்க மறந்துருப்பீங்க இல்லை அக்கறை இல்லாமல் இருப்பீங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க இந்த விஷயத்தில் வந்து அதை கண்டிப்பாக செய்யணும் செய்யாதனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்வீங்க அடுத்தது வந்து பூர்வீக நிலம் அல்லது சொத்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க ஆனால் செஞ்சுருக்க மாட்டீங்க இல்லை அதன் சார்ந்த பிரச்சனைகளை இந்த பிரச்சனை என்பது நீங்கள் சண்டிக்கு நேரிடும் பிரச்சனையும் நன்மையோங்க அது ரெண்டுமே வந்து உங்கள் சுயஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது உங்கள் ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த ஐந்தாம் பாவம் ரீதியான நன்மையும் உங்கள் நடக்கும் தசாபதி தீமையாக இருந்தால் இந்த ஐந்தாம் பாவத்தின் மூலமாக தீமையும் இருக்குது இதில் என்ன முக்கியமான விஷயம் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன்னா சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் என்னதான் கிரகங்கள் கிரகப்பெயர்ச்சி நடந்தாலுமே அதன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இல்லை எளிமையாக கடந்து கொண்டிருங்க பிரச்சனை வந்தாலும் கடந்து வந்துருக்கீங்க சரிங்களா அடுத்தது வந்துட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டு கேம்பிளிங்கு ஐந்தாம் பாவம் எல்லாமே ஐந்தாம் பாவத்தை தான் குறிக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் நீங்கள் வந்து ஈடுபடும் பொழுது அதன் சார்ந்த பண இழப்புங்கிறது ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு உயர்ற மாதிரி தெரியும் ஆனால் கடைசி எண்டில் வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு பெரிய டவுன்ஃபால் உங்களுக்கு கொடுக்கும் அதனாலேயே வந்து உங்கள் மனதுக்குள்ளே அதிகமாக பற்றியான நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ஓ என்னால் தான் நம்ம இப்படி ஆகிடுச்சி அப்போனா இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் நான் ரொம்ப நேரம் இருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில் தான் என் வாழ்க்கை அப்படின்னா நான் எப்படி விட முடியும் அப்படின்னா நீங்கள் அறம் சார்ந்த விஷயங்களில் சில பேருக்கு வந்துட்டு அக்கறை இல்லாமல் கண்டுக்காமல் இருப்பீங்க அவர் அக்கறையோடு நீங்கள் எடுத்து செய்யணும் சரிங்களா அதாவது இந்த காலகட்டங்களில் கேது என்ன செய்யும் ஐந்தாம் பாவம் சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஆசையை தூண்டிக்கிட்டே இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிற ஒரு மாயை ஏற்படுத்தி பிற்காலத்தில் பின்னாடி வந்து அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தோல்வியை கொடுத்துரும் இல்லை ஒரு பெரிய லாஸு பெரிய ட்ராபேக் அந்த மாதிரி கொடுப்பதற்கான வாய்ப்பு கேது அதிகமாக கொடுக்கும் அதன் அது அப்படி கொடுத்ததுனால அந்த கேருவின் காரகத்துவம் ஐந்தாம் பாவம் மூலமாக செயல்படும் ஐந்தாம் பாவம் தனிமை விரக்தி ஒரு சோர்ந்து கொள்ளுதல் இதெல்லாமே ஏற்படும் சரிங்க இவ்வளோ பாவம் அப்படின்னா நீங்கள் ஐந்தாம் பாவத்தை பாசிட்டிவாக முடிஞ்ச அளவுக்கு ஆக்ட் பண்ண பாருங்கள் அடுத்து வந்துட்டு ராகு ராகு வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடம் தான் ஆசை நிறைவேறுதல் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு புதுசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது ஒரு லாபம் சம்பாதிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு புகழ் கிடைக்கணும் இல்லை வந்து எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நல்ல பேருக்காக சில பேர் புகழ் புகழ் போகிறதுக்கு ரொம்ப அடிமையாக இருப்பாங்க புகழ் கிடைக்கணுங்கிறத ஒரு நெகட்டிவ் விஷயத்தை செஞ்சு புகழ் ஏற்படணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க ஏன்னா அதுவே வந்துட்டு வேறு மாதிரியான விஷயங்களில் கேது ஏழாம் ஐந்தாம் பாவத்துலேருந்து லாக் பண்ணிவிடுவார் ஒரு தொழில் வகையில் புதிதான ஒரு ஒன்று லாபங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த சமயத்தில் அதுவுமே உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான காலகட்டம் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா ராகு வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆசைகள் நீங்கள் நிறையா பிளான் இந்த வருஷம் போடுவீங்க அடுத்த ஒன்றரை வருட காலகட்டங்களில் அப்படி போடலாம் இப்படி போடலாம் இல்லை பூர்வீகத்தில் வந்து இந்த விஷயத்தை இப்படி மாட்டலாம் இந்த விஷயத்தை இவ்வளோ மாறுதல் ஏற்படுத்தலாம் இவ்வளோ ஆல்டர்னேஷன் கொண்டு வந்தால் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை மூத்த சகோதரர் இல்லை சித்தப்பா வழி உறவு முறை இவங்க மூலயமா உங்களுக்கு நன்மைகள் நன் மூலயமா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மூலமாக ஒரு நல்ல கான்டாக்ட் உருவாகி உங்களுக்கு நிறையா பாசிட்டிவ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து இவ்வளோ உறவு முறைகள்லாம் உங்களுக்கு சொன்னால் இந்த உறவு முறையை கூட நீங்கள் கனெக்ஷன் வச்சுக்கணும் இல்லை அவங்க உங்ககிட்ட கனெக்ஷன் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் சில செயல்பாடுகள் செய்யணும் அப்படி செய்கிறதுனால இந்த ராகுக்கு எது பயிற்சி வந்து உங்களுக்கு என்ன தான் வந்து டெசாபிட்டி வேலை செய்யலனாலும் தசை அப்படி நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் ராசிக்கு அங்கே கிரகம் இருக்கோ இல்லையோ அப்படிலாம் இருந்தாலுமே இது ஒரு கர்ம ரீதியான பலன் இதை வந்து நீங்கள் தூண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு சில பாசிட்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவ்ங்கிறது என்னங்க உங்களுக்கு வந்து அவங்களால ஒரு தொழில் ஆதாயம் கிடைக்கலாம் இல்லை புதுசாக வந்து ஒரு தொழிலுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் பிறகு வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு குழுவை நிர்வகிக்கிறதுல சிக சிறந்தவங்க ஒரு குழுவை நிர்வகித்து போகணும் இல்லை குழுவை இப்படி தான் போகணும் ஒரு கேங் ஆஃப் பீப்புளை வந்து ஒரு வழி நடத்துனீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலனையும் ஒரு புகழ் அப்படிங்கிறத ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுக்கு அந்த பரிசுன்னு சொல்லுவோம் இல்லையா அதனாலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனால் ராகுவின் மூலமாக அது கிடைக்கும் ஒரு குழுவை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஒரு யாராவது தொழில் நடத்துகிறாங்களா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றாங்களா அதுக்கு நீங்கள் வந்து கைடன்ஸ் கொடுக்கணும் இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி வந்து பொது பலனாக ஒரு நல்ல மாற்றங்களை தரும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம்னாலும் இல்லை உங்களுக்கு இந்த பலன் பொருண்டுதா இல்லை அனுபவத்தில் சரியாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்